எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜரி பார்டர் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மேக்ஸிமம் வந்து பியூர் சில்க் சாரீஸு அதுவும் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸுடைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போங்க அது மட்டும் இல்லாமல் காட்டன் சாரீஸுடைய வெரைட்டிஸுமே நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் பியூர் காட்டன் சாரீஸும் பியூர் சில்க் சாரீஸும் மேக்ஸிமம் நம்ம சேனலில் வருங்க ஃபஸ்ட்டு சாரீ நீங்கள் பார்க்குறீங்க sari number sixteen one six pallu and blouse navy blue கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா ராமர் க்ரீன் கலரில் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கோல்டு டெஸ்டடு ஜரியில் இருக்குங்க இங்கே ஜரியை பொறுத்த வரைக்கும் half inch zari tested zari சில்க்கு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்குங்க தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் அது பியூரா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அந்த டெஸ்டிங் வீடியோவுடைய லிங்க்கு கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோங்க அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அது ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி பார்க்கலாங்க sari number seventeen body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா மேங்கோ எல்லோ அதில் நல்லா ஆரஞ்ச் ஸ்டோன் அதிகமாகவே இருக்கும் பல்லூன் ப்ளவுஸ் ராமர் க்ரீனில் கொஞ்சம் லைட் கலராக இருக்குங்க இதுலேயுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் ஜரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டம் ஜரி பார்டரும் வந்துடுது இந்த சாரீஸுடைய offer price six thousand rupees only with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது body of sari royal blue pallu and blouse pink colour prepayment ஆப்ஷன்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ இல்லாமல் நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குதுங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும் அதுவும் டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோடு நீங்கள் சென்ட் பண்ணணும் அதாவது transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த பேமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் sari number nineteen body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா ராமர் க்ரீன் கலரில் இருக்குது பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர் இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் சரியில் தான் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரி நம்பர் டுவெண்ட்டி இது வந்து கொஞ்சம் டபுள் டோனில் வருதுங்க rani pink colour pallu and blouse blue ink blue colour பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் டிசரிலையுமே வருதுங்க இந்த சேரீயில் டசில் இல்லைங்க மேக்ஸிமம் சாரீஸில் டசில்ஸ் இருக்குது ஒன் ஆர் டூவில் மட்டும் டசில்ஸ் இல்லை நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசில்ஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டசில்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க sari number twenty one body of sari navy blue pallu and blouse dark peach colour gold and silver ரெண்டு டெஸ்ட் ரிசரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க சாரியோடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இது ஆஃபர் ப்ரைஸுங்க அதுவும் பியூர் சில்க் சாரீஸ் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப பெட்டர் ப்ரைஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை புக் பண்ண முடியும் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீஸுடைய பிக்சரோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து ஷாப்பில் நேரில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஏன்னா நம்ம இப்போ ஷோ பண்ணிகிட்டு இருக்க இந்த டைம்லேயே வாட்ஸ்அப்பில் புக்கிங் ஆகிட்டே இருக்கும் இது எல்லாமே யூனிக் சாரீஸுங்க கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸு எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் புக்கிங் ஆகும்போதே இந்த சாரீ எல்லாம் வந்து சோல்டு ஆயிரும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து ஷாப்பில் இந்த சாரீஸை வந்து உங்களுக்கு காட்ட முடியாதுங்க sari number twenty two body of sari pink colour pallu and blouse கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேஸ்டல் ஷேடில் இருக்குதுங்க grey pastel grey next sari sari number twenty three body of sari half white pallu and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 இருந்தாலும் ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் சில டபுள் ஷேட் கலர்ஸ் வருது அப்படின்னா அது ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியலைங்க ஸோ அந்த மாதிரி டபுள் ஷேட் வர்றதுக்கெல்லாம் வந்து லிட்டில் பிட் கலரில் டிஃப்ரென்சஸ் வரதான் செய்யுதுங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே pure silk so pure silk உங்களுக்கு டெக்ஸ்சர் இருக்கும் அண்ட் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சாரீ தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது body of sari lavender pallu and blouse green பாடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரி வந்துடும் பல்லுவில் கோல்டு டெஸ்டட் சரி கூட நம்ம கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் மீனா ஒர்க்குக்காக sari number twenty seven pallu and blouse pink colour body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஸ்கட் கலர்லேயே லைட் பிஸ்கட் கலராக இருக்கும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியிலையுமே புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாக வருதுங்க பல்லுல ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டு டெஸ்ட் சரியில் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸுடைய ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இப்போ பட்டு ரேட்டும் அதிகமாகிடுச்சு அண்டு கூலியும் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது கம்பல்சரி வந்து சாரியோடைய ப்ரைஸுமே வந்து அதிகமாகிட்டே தாங்க வருது ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது வெரி வெரி எப்படி சொல்கிறது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸில் கிடைக்கிது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கோங்க sari number twenty eight body of sari pink colour pallu and ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இங்க் ப்ளூ கலர் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க சாரியோடைய லென்த்து அப்படிங்கும்போது blouse body of sari pallu even tassels டசில்ஸும் சேர்த்து தாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஒன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம தறியில் இருக்கும்போது அது எக்ஸாக்டாக சிக்ஸ் பாயிண்ட் டூ அளவுக்கு தான் வச்சு தான் நெ நெசவு பண்ணுவாங்க அது தறியிலேருந்து எடுத்து உங்களுக்கு அந்த ஃபோல்டிங்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கிறதுக்கும் ஃபோல்டிங்கோடு போது நம்ம அந்த மெஷர்மெண்ட் பண்ணும்போதும் கண்டிப்பாக லிட்டில் பிட் டிஃப்ரென்சஸ் வரதாங்க செய்யும் அதனால தான் six point one to six point two metres இருக்குன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ப்ளவுஸுடைய லென்த்துமே பாயிண்ட் செவன் மீட்டர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாயிண்ட் செவன் மீட்டர் இருக்கும் அதுக்கு மேலேயும் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அதாவது பாயிண்ட் செவன் ஜீரோலேருந்து point seven eight seven nine centimetre வரைக்குமே கண்டிப்பாக ப்ளவுசஸ் இருக்குங்க அதாவது செவன் செவன்ட்டி சென்டிமீட்டர்லேருந்து எயிட்டி சென்டிமீட்டர் வரைக்குமான லென்த்தில் ப்ளவுசஸ் இருக்குங்க நம்ம மினிமம் செவன்ட்டி சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்த்த சாரியுடைய நம்பர் டுவெண்ட்டி நைன் பல்லுவன் blouse copper sulphate blue body of sari biscuit brown colour light colour ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்ட் இருக்குங்க sari number three zero thirty பல்லுவன் ப்ளவுஸ் டபுள் ஷேடுங்க அதாவது மெஜந்தா அண்டு ஆரஞ்ச் மிக்சிங்கில் இருக்குது body of sari navy blue பாடியில் வரக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை டிசைன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது கோல்டு டெஸ்டு சரியில் இருக்குங்க உங்களுக்கு இந்த சாரீஸில் வரக்கூடிய ப்ளவுஸ் எல்லாமே பிளைனாக இருக்கும் கான்ட்ராஸ்டாக வரும் டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்டரோடு வந்துருங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸுங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்க தாங்க செய்யும் எஸ்பெஷலி டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டால் லைட்டாக விலகி இருக்கிறது and light and dark thread mix பண்ணும்போது டார்க் த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகிறது எல்லாமே வந்து uh, கைத்தறியில் காமனாக வரக்கூடியது தாங்க ஸோ அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது sari number thirty one body of sari grey பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா லைட் ஆல்கே க்ரீன் கலரில் இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே புட்டாலேயே சில்வர் அண்டு கோல்டு இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே நீங்கள் புக் பண்ண சொல்லுங்கள் நம்ம புக் பண்ணி கொடுக்குறோம் ஒரு பர்சன்ட் உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே புக் பண்ண வேண்டாங்க ஏன்னா வேணுங்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணணும் இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணவே சொல்ல வேண்டாம் சாரீ நம்பர் தேர்ட்டி டூ இப்போ பார்க்குற இந்த தேர்ட்டி டூ நம்பருடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பல்லுவன் blouse violet and ink blue மிக்சிங்கில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரி பேஸ்டல் ஷேடில் இருக்குங்க இதில் காப்பர் அண்ட் கோல்டு ரெண்டு டெஸ்டட் சரியிலையும் புட்டாஸ் வந்து பாடியில் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க next sari sari number thirty three பழுவன் blouse blouse royal blue body of sari Ramar க்ரீன்லேயே ராமர் ப்ளூ மாதிரி இருக்கும் லைட் கலராக இருக்கும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ஒவ்வொரு சாரியுமே பியூர் சில்க் சாரி வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம வந்து பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரி கூடயும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வரும் என்னதான் சில்க் மார்க் டேக்கோட பியூர் சில்க் அப்படின்னு வந்தாலும் நீங்கள் தாராளமாக வீட்டில் ஒரு தடவை ஈஸியாக அது பியூராக இல்லையான்னு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க பாடி ஆஃப் சாரி ரெட் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குது சிக்ஸ் தௌசண்ட்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால கட்டாயம் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க next sari number thirty five pallu and blouse blue body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா பிரைட் பீச் அண்டு பிங்க் மிக்சிங்கில் இருக்குங்க பிரைட்டாக இருக்கும் கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லுவர்க்கு இருக்குங்க சாரி வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க இந்த சாரீலேயே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் இந்த சாரி இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து எஜ்ஜு ஸோ இந்த எஜ்ஜில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த புட்டால இப்படி தான் இருக்கும் இது வந்து காமனாக எல்லா சாரீஸ்லையுமே வரக்கூடிய ஒன்று தாங்க ஸோ இது வந்து ஹேண்ட்லூம் மார்க்ஸ் தான் தவிர இது டேமேஜ் கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணா அப்படிங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்